ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஜோக்கர் ரெஃப்யூ இன்னும் ஒரு ஃபன்னியான மேட்ச் பார்க்க போகிறோம் நாங்கள் அவனுங்களை சுற்று அடித்ததையும் அவங்க எங்களை சுற்று அடித்ததையும் இந்த மேட்ச்சை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க எந்த வீடியோஸும் கட் இல்லாமல் சில வீடியோஸ் நாங்கள் கணிப்பிடாமல் இருக்கும் அதனால் அது கட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க லைக் பண்ணிங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க வாங்க மேட்சுக்குள்ளே போய் பார்ப்போம் உங்களுக்கு எப்படி குஞ்சிருக்கு எவ்வளோ ஒரு தாயடி வாங்க தலைவா வாங்க வாங்குங்க வாங்க தலைவா வாங்க head head head plain head plain head head head தாங்க செத்து ஒளி செத்து ஒளி செத்து ஒளி செத்து ஒளி செத்து ஒளி தாயடி தாயோலி தாயோலி தாயோலி பாண்டா போன மேட்ச் மூணு கிலோ மணிசேவன் தானே தெரிஞ்சுக்கோ தாயலி தாயலி தெரிஞ்சுக்கோ தாயலி வாயிலே ஓல் ஒருத்தனுக்குலாம் ஹெட்டு வாயிலே ஹெட்டு வாத்தால கார்ரா புளுத்தி மே செத்துட்டேன்னா வாயில வைப்பேன் நானு என்னடா சொல்றா சாவனா உங்க அப்பனும் உங்க அம்மாவும் அதான் என்னடா ஸ்மோக் எல்லாம் போட்டு வராங்க பெரிய பிளேயர்ஸா ஏய் கிளான்சி வேர்ல்டு சான்ஸ் ஏய் ஏய் பாண்டா வாடா கீழே சரி மேல நம்பளு மேல நம்பளு மேல நம்பளு வேல நம்பளு எமோட் எமோட் கரோ எமோட் கரோ பாரே சாமி வாங்கோ வாங்கோ வாங்கோ வாங்கோ வந்து வாயிலே வாங்குங்கோ வாங்கோ வாத்த பக்கடா டேய் வரவே மாட்டேங்கடா அவங்க தாயலிங்க கீழே குச்சா இப்ப வாயிலே ஓப்பான் பாரு ஒழுங்க மேல ஓடி அத்தா ஓடியாராம் பாரு ஓக்குறதுக்குன்னு சிரிக்கிற வந்துட்டேன் ராசா. கருப்பு கலர் குளோவா ராசா. நீ செத்துட்டுண்டா டே செத்துட்டுண்டா டே சங்கட்டம்டா டே அவன் மேல ஏறவே இல்லடா பாண்டா. பாண்டா ரெண்டு பேர்த்து எப்படியா போட்டுடா பாண்டா. சங்கட்டம்டா போக்குறா அவன். சோழி சோலி ஏய் அவனுக்கு மேல ஹெட்டே ஏறலடா சுத்திடுச்சுடா ஆட்டோமேட்டிக்கா நான் எங்கிட்ட சுத்துறேன் அது எங்கிட்ட சுத்துது ஆமாப்பா நீ புளுத்துறதுனா அவனை சொல்ல மாட்டேன்ப்பா எத்தனைப்பா புளுத்திருக்க நீ உன் கில்லு புளுத்திய பாருப்பா நீ பாருப்பா பார்த்துட்டு பேசுப்பா நீ பாருப்பா டக்குன்னு பாருப்பா கில்ல பாருப்பா ஒரு கிலோ அடிச்சியாப்பா ஒரு கிலோ அடிச்சியாப்பா நீ வேண்டா உண்மையை சொல்ல வாய் வரல போல இவன் இவன் எங்க எங்க எங்க வாயில தள்ளுறாங்க இவனே வாயில தள்ளுறாங்க எவன வாயில தள்ளுறாங்க பாண்டா விட பிடிச்சி வாயில சுருகுடா பாண்டா இந்த போக்கரு போக்கரு தாயலி வா வா வா வா வா போக்கர் போக்கர் மட்டும் நான் கொடு போக்கர் நான் கொடு போக்கர் நான் வச்சு ஆடணும் வாங்க நிறைவா வாங்க விவே பண்றாரு விவே பண்றா பண்றாரு தலைவன் தலைவன் தானா செத்துட்டான் அந்த செத்து ஒளி செத்து ஒளி செத்து ஒளி தாய ஒளி ஹெட்செட் எடுத்து போட்டு போ என்ன என்ன எனக்கு தெரியாப்பா ஹெட்செட் போட்டு சொல்லிட்டேன் இல்லாட்டினா சவுண்டை குறை சவுண்டை குறைச்சு வச்சுக்கோ சவுண்டை குறைச்சு வச்சுக்கோ பாண்டாலாம் அப்பனா என்ன சொல்லணும் பாண்டா டெய்லி என்கிட்ட வசம் வாங்குறான் பாண்டாவா அலாக்கை மட்டும் போடுவோம் சிங்கினம்ம நீ சிங்கினம்ம நீ சிலிச்சு புட்டா நெஞ்சில ஆ நீ ஏய் எவனா ஒருத்தரும் தூக்குடா பாண்டா உள்ள விட்டு மூணு அலாக்க மட்டும் போடுவான் இந்த வெள்ளக்காய் குளோவால் இந்த வெள்ளக்காய் குளோவால் ஒன்று தூக்குடா நான் இந்த தவன்ட்டா பொம்பளை பொம்பளை தவன்ட்டா என்கிட்ட தான் இருக்கா வந்து அடிக்கலாம் ஒரே ஒட்டி தான் இருக்கா ஏறணும்னா அடி தீயடி அடிக்கிறான் அவன் என்னை வாயில தடவிட்டு போயிட்டான் முட்டி போட பொம்பளை ஆ வந்து முட்டி போட நாக்கு போட விட்டானே ஓ குளிச்சு அந்த பொம்பளை சிக்கனான வாயில கொடுக்குறேன் வா போன மேட்ச் நீ நடிச்சிருந்த மேட்ச் உடனே ஊம்ப கொடுக்கல தாயலி மோளை என்னடா மணி ஏ பாண்டா உன்னை வாயில ஏறிடுவே ஒழுங்கா கூட வந்துரு அங்க இருந்து நீ நூத்தம்பது புளுத்துறியா பக்கத்துல இருந்து புளுத்தணும் புளுத்தி ஏடபிள்யூ மிஸ் பார்த்தா விளாடண்டி இப்போ ஏ பாண்டா பொம்பளை குடுறா பாண்டா பாண்டா பாண்டா பொம்பளை குடுறா பொம்பளை குடுறா பாட்டுறா உள்ள விட்டு ஏ விமலு வெளியே விட்டு நாட்டில் இருக்கான் விமல் அவனை போட்டு விடு விமலு ஏ பாண்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டா டே தல்றா தள்ளி தொலடா கத்துறேன் நான் தள்ளி தொலடா கத்தி தொலைஞ்ச எத்தனை தடவை கத்த உனக்கு அவன் நான் அவன் நாக்காவே நான் ரிலீஸ் பண்ணேன் டக்கு டக்குன்னு நீ புளுத்திக்கிட்டு இருக்க வெடிக்கிட்டு மயிரை போட்டு அலாக்கு எமௌண்ட் போட்டு இந்த வாயில் தெளிவுனே Thank you. மறுபடி இவங்க எத்தனை மேட்ச் கூட தோத்துருக்காங்க இனிமே நம்ம இவன் அடிவாளனா கேவல கூதிடா புளுத்தி புளுத்தி விம்மிலி விம்மிலி விம்மிலி விம்மிலி சொதப்பாத விம்மிலி தனியா ஏறி போகாத விம்மிலி ஏய் நாக்கடா நாக்கடா ஏய் பின்னாடிடா பின்னாடிடா ஏய் பாண்டாங்க வா பாண்டாங்க வா பாண்டா விமல் விமல் ரிவே பண்ணு ரிவே பண்ணு ரிவே பண்ணு ரிவே பண்ணு அங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று ஆ ரிவே பண்ணு ரிவே பண்ணு ரிவே பண்ணு நீ ரிலீஸ் பண்ணிட்டு போடா ரிலீஸ் பண்ணிட்டு போடா ரிலீஸ் பண்ணிட்டு போடா பேக் குதிய பொட்டப்புண்டை பின்னால் அடிக்கிறான் பேக் குயிமே ரெண்டு பிளட் தாயில் எடுத்தாண்டா மேட்ச் விளங்கவே மாட்டேங்கி உம்மா இல்லை ரெண்டு பிளட்ல கையே கூடாது மேலே பேக் குயுமாவ சொல்லுடா மெசேஜ் பண்ணவா அதுக்குள்ளே அவங்க நம்ம அவங்க நம்மளை படுக்க போட்டு ட்ரெஸ் எல்லாம் உருத்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்து வாயில் விட்டுட்டு போயிடுவாங்க மைக் கமத்தாம விளாடுறா மைக் கமத்தனடா லாட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் ராயல் எங்கடா இருக்கு பாண்டா சாதி பாண்டாடா இவே பண்ணும்ல ஓ குளுத்தி நேரில் சிக்க அடிக்கிறேன் நேரில் சிக்கனா வாயில ஊத்துருப்பேன் அப்பளே உனியா வாரம் வாரம் ஒரு புளுத்தி குதி பாண்டா லாஸ்ட் மேட்ச் வாயில் விட்டு வணக்கணும் இதை சொல்லிட்டேன் நாலு மேட்ச் சொதப்பல் குதியா போச்சு முட்டா குதி உண்டையே எத்தனை மேட்ச் வந்துருக்காங்க குதி இந்த நாலு மேட்ச் நேரம் கொதிக்கு நேரம் கொதி கிடைச்சா எல்லாம் கொதி கொதி உண்டா வாங்க உம்மா உம்மா வாங்க அம்மா வரலாம் அம்மா வரலையா அம்மா கூட்டு வரலையா? என்னங்க நீங்க அம்மா கூட்டு வந்துடலாம். பேரொளி கருப்பு குளோவால் பேரொளி பேரோலி நட்டு நட்டு நட்டு நட்டு நட்டு நல்ல வாங்க வாங்க வாங்க நண்பர்களே அம்மாவனாமும் நோக்கலாம் டான் டான் டான் டான் கருவேப்பிலை உள்ளவா எவ்வளவு உட்காருங்களா வேரோலி காணல் பேரவி கும்பிட்டேன் வாயில எதுக்கு இப்படி அவசர புதியா கும்புறீங்கன்னு தெரியல கும்புங்க பைக்ல பைக்ல வரேன் உங்க அம்மா போட கிளம்பிட்டேன் வண்டியில பெட்ரோல போட்டு எங்க அம்மா இல்ல கைடா போட நீதி பதிமூணு இல்லை ஐயோ பாவம் பாண்டா கில்ல அட்டையை போட்டனா sorry panda Cukup, cukup, cukup. Ngomong mendengar tering, ngomong mendengar tering. La la la la. broads in Atlanta. Just to the lean the family. Credit cards and the scammers. Hitting the